அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி தான் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுதுங்க மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க இப்போ லக்னம்னு நான் சொல்றேன்னு நீங்கள் நினைப்பீங்க சில பேர் இப்போ மேஷ ராசியாக இருப்பீங்க ஒருத்த ஒரு சில பேருக்கு ராசி எல்லாத்துக்கும் ராசி தெரியும் லக்னம் தெரியாது இப்போ மேஷ ராசியாக இருக்கிறவங்க மேஷ லக்னமாக கூட இருக்கலாம் இல்லை ரிஷப லக்னமாக இருக்கலாம் இல்லை மிதுன லக்னமாக இருக்கலாம் இதே லக்னமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பலனை வந்து உங்களுக்கு பொருந்தும் இப்போ அடுத்தது உங்களுக்கு லக்கணம் வேறையாக இருந்ததுன்னா மிதுன லக்கணம் சிம்மம் லக்னம் இந்த மாதிரி ஏதாவது வேற லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு உண்டான பலன்களையும் பாருங்க ரெண்டையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இது நடக்கும் இப்போ நம்ம மேஷ ராசி மற்றும் மேஷ லக்கணத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க மேஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒன்பதாம் இடம் அதாவது விருச்சகத்துலேருந்து த தனுசுக்கு குரு பகவான் வரப்போகிறாரு அந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையை மேஷத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையை மேஷத்துலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மேஷத்துலேருந்து ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு அதாவது தனுசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் இப்போ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்குங்க இந்த வரக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்குது கடந்த சில நாட்களாக அப்பா பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதாவது மேஷ ராசி மற்றும் லக்னத்துக்கு உண்டான பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய அப்பாவுக்கும் சில பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் மனக்கசப்பு குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது படிப்படியாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறையும் அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக முடிவுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பருக்குள்ளேயே உங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு யார் எகெயின்ஸ்டாக செயல்படுறாங்களோ எதிரிகள் இருக்காங்களோ உங்களை கண்டு கண்டிப்பாக பயப்படுவாங்க இனிமேல் இவங்களுக்கு கவலையே தேவையில்லை கவலைப்பட வேண்டாம் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம்காரங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் தடை இல்லாமல் நிறைவேறுங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அடுத்து புதுசாக ஜாபுக்கு இப்போ தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க படித்து முடிச்சுட்டு இப்போ தான் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அடுத்த லெவல் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அதனால தொழில் ஆரம்பிக்கிறவங்களும் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வருமானம் நல்லா இருக்கும் பண வரவு இந்த ஆண்டு வந்து ரொம்ப அமோகமாக இருக்குது இவங்களுக்கு அடுத்து நண்பர்கள் இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சில நாட்களாகவே நண்பர்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வந்திருக்கும் மனக்கசப்புகள் மனக்குழப்பங்கள் வந்திருக்கலாம் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் மூன்றாமைன்றது நெருங்கிய நண்பர்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்தவங்க வந்து விலக ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு உதவுறவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க அவங்க இது நல்லா கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேணாம் ரொம்ப நல்லா இருக்குது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்குங்க இளைய சகோதர சகோதரி ஸ்தானத்தோட மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது ஒரு சுமூக நிலைமைக்கு கண்டிப்பாக வரும் கருத்து வேறுபாடுகள் குறையும் அதனால மேஷ ராசிக்காரங்க எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுனாலும் இந்த அக்டோபர் மாசத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி எஃபோர்ட் போட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி கண்டிப்பாக இவங்க நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் அடுத்தது ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால புத்திரபாக்கியம் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு கிடைக்கும் கொஞ்ச நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தடவை ட்ரை முயற்சி எடுக்கும்போது அக்டோபருக்கு மேலே முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நிச்சயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ரொம்ப அமோகமான ஒரு வெற்றி காத்துட்ருக்குன்னு அர்த்தங்க மேஷ ராசி மற்றும் மேஷ லக்கணத்துக்கு இதை தவற விட்டுறாதீங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்